வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் முந்தைய பதிவுகளில் பயிற்சி ஏழு புள்ளி மூணில் இருக்கிற முதல் நான்கு கணக்குகளை பார்த்தோம் இந்த பதிவில் மீதி இருக்கிற மூணு கணக்குகளை பார்க்கலாம் வாங்க ஃபிஃப்த் சம் ஒரு மருந்து குப்பி ஓர் உருளையின் இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் உள்ளது பாருங்க மருந்து குப்பி கேப்சூல்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க நம்ம டியூப் மாத்திரை அப்படின்னு வழக்கில் சொல்லுவோம் உருளையின் இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் உள்ளது குப்பியின் மொத்த நீளம் பன்னெண்டு மில்லி மீட்டர் மற்றும் விட்டம் மூணு மில்லி மீட்டர் எனில் அதில் அடைக்கப்படும் மருந்தின் கனளவை காண்க விட்டத்தில் பாதி ஆரம் மூணில் பாதி ஒன்று புள்ளி ஐந்து ஸோ ஆரம் ஒன்று புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் வடிவங்களை பிரிச்செழுதி அதோட அளவுகளை எழுதிக்கலாம் உருளை ஆரம் மூணு பை ரெண்டு மில்லி மீட்டர் பின்ன எண்களை சுருக்கிறது ஈஸி ஸோ ஆரத்தை பின்ன வடிவில் எழுதிக்கலாம் உயரம் சமம் பன்னெண்டு மைனஸ் கீழே இருக்கிற அரைக்கோளத்தோட ஆரம் ஒன்று புள்ளி ஐந்து மேல் இருக்கிற அரைக்கோளம் ஒன்று புள்ளி ஐந்து ஸோ டோட்டலாக மூணு மில்லி மீட்டர் ஆரம் ஸோ உயரம் சமம் பன்னெண்டு மைனஸ் மூணு ஒன்பது மில்லி மீட்டர் அரைக்கோளத்தோட ஆரம் மூணு பை ரெண்டு மில்லி மீட்டர் மருந்தின் கனளவு சமம் உருளையின் கனளவு ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் அரைக்கோளத்தின் கனளவு உருளையின் கனளவுக்கு formula pi R square H plus ரெண்டு பெருக்கல் அரைக்கோளத்தின் கனளவு two by three pi R cube மதிப்புகளை பிரதியிடலாம் பொதுவான பகுதிகள் என்னென்ன பை பெருக்கல் மூணு பை ரெண்டு பெருக்கல் மூணு பை ரெண்டு இங்கே கவனிங்க இரண்டாவது பகுதியில் இந்த மூணு மூணும் கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆயிரும் பொதுவான பகுதிகள் வெளியெடுக்கும் போது பையோட மதிப்பை நம்ம பிரதியிடலாம் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் மூணு பை ரெண்டு பெருக்கள் மூணு பை ரெண்டு முதல் பகுதியில் ஒன்பதும் இரண்டாவது பகுதியில் இரண்டும் மீதி இருக்குது ஒன்பது கூட்டல் ரெண்டு இந்த ரெண்டையும் இருபத்தி ரெண்டையும் கேன்சல் பண்ணா பதினொன்று மீதி எதுவும் வகுபடாது ஸோ பதினொன்று பை ஏழு பெருக்கள் மும்மூண் ஒன்பது பை ரெண்டு பெருக்கல் ஒன்பது கூட்டல் ரெண்டு பதினொன்று தொகுதியை பெருக்கிட்டு அப்புறம் பகுதியால் வகுத்துக்கலாம் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது பை ஏழு பெருக்கல் ரெண்டு எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு எட்டு மருந்தின் கனளவு சமம் எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு எட்டு மில்லி மீட்டர் கியூ உயரம் கணக்கிடும்போது ஆரத்தை தசம எண்ணில் வச்சு சுருக்குனா ஈஸியாக இருக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது ஆரம் பின்ன வடிவில் இருந்தால் கால்குலேஷன் போடுறது ஈஸி ஆறாவது கணக்கு ஏழு சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் மீது ஓர் அரைக்கோளம் படத்தில் உள்ளவாறு பொருந்தியுள்ளது புக்கிலேயே படம் கொடுத்துட்டாங்க திண்மத்தின் புறப்பரப்பு காண்க பாருங்க ஏழு சென்டிமீட்டர் பக்களவுள்ள ஒரு கனசதுரம் அதுக்கு மேலே ஒரு அரைக்கோளத்தை பொருத்தியிருக்காங்க புறப்பரப்பு காண்க கனசதுரம் பக்க அளவு ஏழு சென்டிமீட்டர் அரைக்கோளம் கனசதுரத்துக்கு மேலே பொருந்தி இருக்கு ஸோ பக்க அளவு தான் அரைக்கோளத்தின் விட்டம் விட்டம் ஏழு சென்டிமீட்டர் ஆரம் ஏழு பை ரெண்டு சென்டிமீட்டர் திண்மத்தின் புறப்பரப்பு சமம் கனசதுரத்தின் மொத்த பரப்பு ப்ளஸ் அரைக்கோளத்தின் புறப்பரப்பு மைனஸ் அடிப்பரப்பு அரைக்கோளத்தோட அடிப்பாகம் கனசதுரத்தில் பொருந்தி இருக்கிறதுனால அடிப்பரப்பை நம்ம கழிக்கணும் கனசதுரத்தின் மொத்த பரப்புக்கு formula six A square plus அரைக்கோளத்தின் புறப்பரப்பு two pi R square minus அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு வட்ட வடிவில் இருக்கிறதுனால வட்டத்தின் பரப்பளவு ரெண்டும் ஒத்த உறுப்புகளாக இருக்கிறதுனால டூ பை ஆர் ஸ்கொயர்லேருந்து பையார் ஸ்கொயரை கழிச்சா ஆறு A square plus pi R square மதிப்புகளை பிரதியிடலாம் பாருங்கள் இந்த ஏழு ஏழும் கேன்சல் ஆயிரும் ரெண்டு இருபத்தி ரெண்டும் கேன்சல் ஆகி பதினொன்று முதல் பகுதியை தனியாக பெருக்கிக்கலாம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ப்ளஸ் பதினோரு எழுபத்தி ஏழு பை ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ப்ளஸ் எழுபத்தி ஏழை ரெண்டால் வகுத்தா முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ திண்மத்தின் புறப்பரப்பு சமம் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் செவன்த் சம் ஆரம் ஆர் அலகுகள் கொண்ட ஒரு கோலம் ஒரு நேர்வட்ட உருளையினுள் மிகச்சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எனில் கீழ்கண்டவற்றை கணக்கிடுக ஆரம் ஆர் அலகுகள் கொண்ட ஒரு கோலம் நேர்வட்ட உருளையினுள் மிகச்சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா கோலத்தோட ஆரமும் உருளையின் உயரமும் சமம் கோலத்தோட ஆரம் ஆர்னா விட்டம் டூ ஆர் ஸோ ஹெச் சமம் டூ ஆர் உருளையின் ஆரம் ஆறு அலகுகள் உயரம் ரெண்டு ஆர் அலகு கோலம் ஆரம் ஆர் அலகுகள் ஃபர்ஸ்ட் ஒன் கோலத்தின் புறப்பரப்பு புறப்பரப்புக்கு ஃபார்முலா தெரியும் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் செகண்டு உருளையின் வலைப்பரப்பு உருளையின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா டூ பை ஆர்ஹெச் இங்கே ஹெச்சுக்கு பதிலாக டூ ஆர் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் தேர்ட் சம் ஒன்று மற்றும் ரெண்டில் பெறப்பட்ட பரப்புகளின் விகிதம் ஃபர்ஸ்ட் ஒன் கோலத்தின் புறப்பரப்பு செகண்ட் ஒன் உருளையின் வலைப்பரப்பு ரெண்டுமே four pi R square so cancel ஆனால் ஒன்று ஈஸ்ட் ஒன்று ஈஸியான ஃபைவ் மார்க் இந்த பயிற்சியில் இருக்கிற ஏழு கணக்குமே முக்கியமான ஃபைவ் மார்க் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க கணக்குலேயே படம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம படம் போட வேண்டியதில்லை இல்லைன்னா படம் கண்டிப்பாக வரையணும் கணக்கை போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ